அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிறது லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்ன பலன் லக்னத்தில் மாந்தி இருந்ததுன்னா அப்படின்னா தலை சார்ந்த பிரச்சனையும் இஎன்டி e ப்ராப்ளமும் இருக்கும் அதே மாதிரி மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை கொடுக்கும்